வணக்கம் சில்வரில் ஃபைவ் மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம் நம்ம எம்சிஎக்ஸ் கமாடிட்டிலையும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது விட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன் மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சில்வரில் எப்படி வரும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க சில்வர்னுடைய எல்லா மூமெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மெகா மினி மைக்ரோ எல்லாமே இப்போ நம்ம சில்வர் மை மெகா சார்ட் பார்க்குறோம் மெகா சார்ட்டில் ஒரு ஃபைவ் மினிட் கழித்து நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமான்ட்டு இப்போ பை கால்ன்றனால நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு entry point sixty thousand sixty seven thousand three nought seven entry point மேலே ரெண்டு டார்கெட் லைன் கீழே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன்னு சொல்லிட்டு எக்ஸிட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு இப்போ ப்ரியஸ்டேனுடைய கால் அந்த செல் காலையும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா வந்து கிடைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே மார்க்கெட்டில் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு ரெட் கலர் அதனால் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கேண்டில்னுடைய கலர் ஒன்றும் எப்போ மார்க்கெட் மேலே போனாலும் பை காலாகவும் கீழே வந்தால் செல் காலாகவும் நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த மார்க்கெட்டோட ஃப்ளோலே இருக்கும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எக்ஸிட் எங்கே ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வந்துடும் ஜஸ்ட் இப்போ வீடியோ பார்க்குறீங்களா அந்த மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க கால்ஸ் வரும் அதை பார்த்துட்டு உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் sixty seven thousand three nought seven தான் நமக்கு கிடைச்ச என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா sixty seven thousand four seventy five ஓகேங்களா செகண்ட் டாரட் இதனுடைய டபுள் மேலே இருக்குது ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைவாக நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் பார்த்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் பிளான் டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு மார்க்கெட் ஃபைனலாக இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு சில்வர் அவ்வளோ ஸ்லோவாக பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வேரியேஷனே இருந்துச்சு ஏன்னா இங்கே பாருங்கள் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன அஞ்சே நிமிஷத்தில் கால் வந்துச்சு கால் ஜென்ரேட் ஆகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்குச்சு மேலே போச்சு ஆனால் டார்கெட் டு ஸ்டாப் லாஸ் எதையுமே பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு இன்பிட்வீன்லேயே பாருங்கள் ட்ரேடிங் போயிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட் டாரட்டை இப்போ லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ நம்ம கிடைச்ச கால்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இல்லை நம்ம பேங்க் நிஃப்டி வீடியோஸ் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணுன்னா channel name NSC commodity trader அதில் போயிட்டு மிச்ச வீடியோஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடைக்கும் தான் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ